வாங்க இதற்கு தேவையான அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஓகே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு இந்த வஞ்சர மீன் கூட நம்ம என்னென்ன வேறு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸில் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இதில் வந்து முருங்கைக்காய் போடுறேன் முருங்கைக்காய் போட்டு வச்சிங்கனாலும் எந்த குழம்பாக இருந்தாலும் மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ப்ளஸ் நான் வந்து ஒரு அஞ்சில் ஃபைவ் பீசஸ் க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸ்டு மசாலா இதில் என்னென்ன இருக்குன்னா சில்லி பவுட்ரு கொரியாண்டர் பவுட்ரு ஜீரகம் சோம்பு டர்மரிக் எல்லாமே மிக்ஸ் ஆகி மிக்சடு இது மசாலா குழம்பு படிக்குள்ளே மிக்சடு மசாலா இது வந்து தாளிக்கிறதுக்குள்ள வெந்தயம் இதுதான் இதோட அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் இது கூட நம்மளுக்கு அடிஷ்னலாக வேறு என்னென்ன கூட நம்மளுக்கு வேறு நான் பெரிய சைஸில் ஒரு டொமேட்டோ எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் இதோட கறி லீவ்ஸ் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன் இப்போ வாங்க இதுக்கு என்ன எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோவை ஃபஸ்ட்டு நான் அதில் போட்டுறேன் அதோட நான் இருக்க எடுத்து வச்சுருக்க ஃபைவ் பீசஸ் க்ரீன் சில்லியையும் இந்த தக்காளி கூட போட்டுடணும் போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கறி லீஃப் வச்சுட்டு கொஞ்சம் இதில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதோட சால்ட் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நான் ஆல்ரெடி இதுக்கு பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறதுனால இது நல்லா பிசைகிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோட இங்கே பாருங்கள் நல்லா ஜூஸி ஆயிடுச்சு இதோட நான் அந்த மிக்ஸ்டு மசாலா எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையுமே போட்டுறேன் சாரி எல்லாத்தையும் போட்டு அகெயின் அந்த மசாலாவோட சேர்த்து இந்த டொமேட்டோ கறி லீஃபு க்ரீன் சில்லி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இதில் நான் ஒரு கப்பு புளி நான் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க என்கிட்ட இப்போதைக்கு கருப்பு புளி இருக்கிறது அதனால அது ஆல்ரெடி இந்த கருப்பு புளி அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதுக்காண்டி நான் எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு கப்பு எடுத்துக்கங்க இல்லை புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதில் கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப இதில் கொஞ்சம் நான் வந்து தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தாளித்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் குழம்புக்கு தேவையான மசாலா வாங்க சட்டி நான் அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பில் வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சட்டி காயிற வரையும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறேன் நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் எடுத்துக்குவேன் ஏன்னா அந்த வெங்காயம் வந்து மீன் குழம்புல வந்து சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வருகிறது தான் அதோட டேஸ்ட்டே அதுக்காண்டி எண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சோன்னே ஃபஸ்ட்டு நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடுறேன் நல்லா போட்டு நல்லா நான் அதை கிண்டி விடுறேன் பாருங்கள் நல்ல வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுது நான் இப்போ கொஞ்சம் நான் எப்போதுமே எந்த குழம்பு வச்சாலும் சரி நான் அது வெங்காயம் போடும்போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டுருவேன் அதே மாதிரி இதுக்கும் நான் போட்டுட்டேன் இந்த இப்போ தான் நான் வந்து வெந்தயம் போட போகிறேன் ஏன் நான் ஃபஸ்ட்டே வெந்தயம் போடலைன்னா ஃபஸ்ட்டே நம்ம வெந்தயம் போட்டுட்டோம்னா அந்த வெங்காயம் போடும்போது அதுக்குள்ளேயே அந்த வெந்தயம் கருகிடும் அது வெந்தயம் கருகிருச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டுட்டு செகண்டாக வந்து நான் வந்து வெந்தயத்தை போடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெந்தயமும் சரியாயிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போகிற இதோட கறி போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ரொம்ப வெங்காயம் ஆக்சுவலி வெங்காயம் கருகிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்காண்டி நம்ம ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இப்போது இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க இதில் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷை நான் ஒன்று ஒன்றா இப்போமே நான் போடுறேன் இதில் நான் இப்போது எல்லா ஃபிஷ்ஷும் இதில் போட்டேன் நீங்கள் ரொம்ப அடிக்கடி நீங்கள் கரண்டி போட வேணாம் இதில் போட்டுட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு கொதியல் வர்ற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான சைஸில் எடுத்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஜஸ்ட் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து முடித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் நல்ல மனமாகி வந்துருச்சு ஏன்னா அந்த நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீன் போட்டிருக்கிறதுனால ஆல்ரெடி அந்த முருங்கைக்காவோட சேரும்போது நல்ல மனம் வந்துட்டு இருக்குது இப்போ இதோட நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன் நம்ம இறக்குறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பூண்டை நல்லா நச்சு இதில் போட்டுறணும் இதில் போட்டுட்டு அகெயின் கரண்டியெல்லாம் நீங்கள் போட வேணாம் அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுங்க ஓகேங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல சுவையான ரொம்ப ஸ்பெஷலான பொரித்த வஞ்சர மீன் மீன் குழம்பு ரெடி பாருங்கள் என்ன கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி திக்காக கிரேவி ஆகிடும் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஜூஸி கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும் இதோட நான் இப்போது ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்